ப்ளாட்டிங் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்க போவது ஒரு லிஸ்ட் ஒஃப் நம்பர்ஸ் ஐ டிஃபைன் செய்வது element wise squaring of the list ஐ செய்வது டேட்டா பாயிண்ட் களை எர்ரர் பார் களை ப்ளாட் செய்வது பைத்தோன் இல் மேத்தமேட்டிக்கல் பங்ஷன் களை ப்ளாட் செய்ய கான்செப்ட் களை தெரிந்திருக்க வேண்டும் விவரிக்க நாம் சிம்பிள் பெண்டுலும் எக்ஸ்பெரிமெண்ட் இலிருந்து டேட்டா வை பயன்படுத்துவோம் ஒரு சிம்பிள் பெண்டுலும் க்கு லெங்த் ல் ஸ்க்வேர் ஒஃப் டைம் ட் க்கு டைரக்ட்லி புரொப்போர்ஷனல் ஆகும் ல் மற்றும் ட் ஸ்க்வேர் வால்யூ களை ப்ளாட் செய்யலாம் ல் மற்றும் ட் வால்யூ களை சீக்வென்ஸ் ஒஃப் வால்யூ களாக இனிஷியேட் செய்வோம் சீக்வென்ஸ் ஐ காமா செப்பரேட்டட் வால்யூ களாக இரண்டு ஸ்க்வேர் பிராக்கெட் களுக்குள் டிஃபைன் செய்வோம் t square is equal to square within bracket t. t square Enter செய்க. இப்போது L ஐ t square க்கு நேர் plot செய்ய type செய்க plot within bracket L, t square, dot in single quote. Dot என்பது ப்ளாட் ஐ டாட் பேட்டர்ன் இல் காட்டுக என்பதற்கு பெரிய டாட் களுக்கு ஒ என்றும் ஸ்பெசிஃபை செய்யலாம் இதற்கு இந்த ப்ளாட் ஐ முதலில் கிளியர் செய்வோம் டைப் செய்க சிஎல்எஃப் பிராக்கெட்ஸ் enter செய்க டைப் செய்க plot within brackets L comma T square comma O in single quote Enter செய்க. Bracket ஐ clear செய்ய type செய்க clf brackets. மேலே போகலாம். எந்த experiment அளவிடலில் ஒரு பிழை எப்போதும் ஏற்படும். அது instrument மற்றும் மனித குறைபாடுகளால் ஏற்படும். ப்ளாட்களில் இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யலாம். வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்தபின் தொடரவும் பெரிய டாட் களுடன் கொடுத்த எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா வை ப்ளாட் செய்க டேட்டா உங்கள் ஸ்க்ரீன் இல் உள்ளது அது டெல்டா அண்டர்ஸ்கோர் எல் மற்றும் டெல்டா அண்டர்ஸ்கோர் ட் இல் கொடுக்கப்பட்டுள்ளது எல் மற்றும் ட் க்கு நாம் செய்தது போலவே மீண்டும் சீக்வென்ஸ் வால்யூ களை இனிஷியலைஸ் செய்வோம் இப்போது ல் வெர்சஸ் ட் ஸ்க்வேர் ஐ எர்ரர் உடன் ப்ளாட் செய்ய நாம் பங்ஷன் errorbar ஐ பயன்படுத்தலாம் டேட்டா வை நாம் ப்ளாட் செய்யும் முன் டெல்டா அண்டர்ஸ்கோர் ல் இன் டேட்டா மற்றும் டெல்டா அண்டர்ஸ்கோர் ட் இன் டேட்டா வை பெற வேண்டும் delta underscore L is equal to 008 009 is equal to delta underscore L comma YERR is equal to delta underscore T comma FMT is equal to BO in single quote. இது ஒரு ப்ளாட் ஐ எக்ஸ் மற்றும் ய் ஆக்ஸிஸ் க்கு எர்ரர் பார் உடன் தருகிறது டாட்கள் ப்ளூ கலர் ல் உள்ளன பாராமீட்டர்ஸ் xerr மற்றும் yerr என்பன எர்ரர் ஒன் எக்ஸ் மற்றும் ய் ஆக்ஸிஸ் மற்றும் எஃப்எம்டி என்பது பார்மேட் ஒஃப் தே ப்ளாட் அதே போல நாம் அதே எர்ரர் பார் ஐ சிறிய சிவப்பு டாட்களுடன் வரையலாம் எஃப்எம்டி ன் பாராமீட்டர்களை within single quote R dot என மாற்றவும் டைப் செய்க clf closing brackets error bar within bracket L comma T square comma xerr is equal to delta underscore L comma yer is equal to delta underscore T comma FMT is equal to within single quote R dot error bar க்கான மற்ற ஆப்ஷன் களை நீங்கள் எரார்பார் டாக்குமென்டேஷன் ஐ கண்டு அறியவும் எர்ரர் பார் குயஸ்ஷன் மார்க் என டெர்மினலில் எழுதுக வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும் கொடுத்த எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா வை சிறிய டாட் களுடன் ப்ளாட் செய்க கூடவே ப்ளாட் இல் எர்ரர் ஐயும் சேர்க்கவும் டேட்டா உங்கள் ஸ்க்ரீன் இல் உள்ளது டெல்டா S டெல்டா ந் இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது இந்த டுடோரியலில் நாம் கற்றது அரே ஃபங்ஷன் ஐ பயன்படுத்தி ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஐ டிக்ளேர் செய்வது ஸ்க்வேர் ஃபங்ஷன் ஐ பயன்படுத்தி எலிமெண்ட் வைஸ் ஸ்க்வேரிங் செய்வது ப்ளாட்டிங்க்கு க்கு கிடைக்கும் பல்வேறு ஆப்ஷன் களை லைன்ஸ் பயன்படுத்துவது எர்ரர் பார் ஃபங்ஷன் ஐ பயன்படுத்தி எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா வை எர்ரர் ஐயும் கூட்டி ப்ளாட் செய்வது சில சுய பரிசோதனை கேள்விகள் 1. Squaring the following sequence. Distance underscore values is equal to within square bracket 2.1, 4.6, 8.72, 9.03. 2. Plot L versus T in red pluses. விடைகள் 1. ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் வால்யூ களை ஸ்க்வேர் செய்ய நாம் ஸ்க்வேர் பங்ஷன் ஐ பயன்படுத்தலாம் டைப் செய்க square within bracket distance underscore values 2 நாம் விரும்பும் பாராமீட்டர் ஐ ஒரு அடிஷனல் ஆர்குமென்ட் ஆக பாஸ் செய்யலாம் டைப் செய்க plot within bracket L comma T comma within single quote r இந்த டுடோரியல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் நன்றி